வாட்ஸ்அப் பார்க்கும் மனிதர் எல்லாம் ஃபேஸ்புக் பார்ப்பதில்லை ஃபேஸ்புக் பார்க்கும் மனிதர் எல்லாம் டிக்டாக் போடுவதில்லை டிக்டாக் போடுவதில்லை யூடியூப் பார்க்கும் மனிதர் எல்லாம் கமான் பண்ணுவதில்லை கமான் பண்ணும் அனைவருமே ஷேர் பண்ணுவதில்லை ஷேர் பண்ணும் அனைவருமே லைக்கு போடுவதில்லை லைக்கு போடும் அனைவருமே யூடியூப் பார்ப்பதில்லை வாட்ஸ்அப் பார்க்கும் அனைவருமே ஃபேஸ்புக் பார்ப்பதில்லை ஃபேஸ்புக் பார்க்கும் அனைவருமே டிக்டாக் போடுவதில்லை டிக்டாக் போடுவதில்லை